பறக்கும் பழம் ஹாய் குட்டீஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பறக்கும் பொருட்கள் கருவிகள் எந்திரங்களை பார்த்துருப்போம் அந்த மாதிரி பொருட்களை அல்லது கருவிகளை நாமளே செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஆனால் அது மாதிரி பறக்கிற ஒரு பொருள் நமக்கு இயற்கையிலே கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி பறக்கக்கூடிய ஒரு இயற்கையான விளையாட்டு பொருளை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போது நாம் பார்க்குற இந்த பொருள் ஒரு பழம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஹிப்டேஜ் பெங்கலன்சிஸ் அப்படின்ற மரத்திலிருந்து பூக்கிற இந்த பூ தான் இதே வடிவத்தில் காயாகி அப்புறம் காஞ்சி போய் இப்படி பழமாக இருக்குது அப்போ இது ஒரு பழமா ஆச்சரியமாக இருக்குல்ல இதை தமிழில் குறுக்கத்தி மலர்னும் மாதவி மலர்னும் சொல்கிறாங்க இந்த மரங்கள் இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் இருக்குது இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் மலர்கள் அந்த மரத்தில் இருக்கும் இதோட காய்ஞ்ச மடல்களை பாருங்கள் ஒரு ஹெலிகாப்டரோட ரெக்கைகள் மாதிரி இருக்குல்ல இதை நாம் உயரமான இடத்துல இருந்து தூக்கி போட்டோம்னா ஹெலிகாப்டர் காத்தாடி சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே பறந்து போய் இப்படி கீழே விழும் இதுக்கு ஹெலிகாப்டருக்கு இருக்கிற மூன்று ரெக்கைகள் மாதிரி இந்த மடல்கள் இருக்கிறதுனால தான் ஹெலிகாப்டர் மாதிரியே காற்றுல பறந்து சுற்றிக்கிட்டே மெதுவாக கீழே விழும் அட இது பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல மேலே இருந்து எவ்வளவு அழகாக சுற்றிக்கிட்டே கீழே வந்து விழுது பாருங்க இந்த மாதிரி நிறைய பறக்க விட்டோம்னா பார்க்கவே செம்மையாக இருக்கும் இப்போது இந்த செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாய் குட்டீஸ் ஒரு தாவரத்தின் பழத்தினை எவ்வாறு ஹெலிகாப்டர் மாதிரி பறக்க வைக்கலாம் என்று இங்கு செய்து காட்டினார்கள் நீங்களும் செஞ்சு பாருங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்